குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பரபிரம்ம தஸ்மஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவர் வந்து சந்திரன் கேது சேர்க்கை பெற்றிருந்தால் அது என்ன மாதிரியான பலன்களை தரும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பத்து டிகிரிக்குள்ளாரியோ குறைந்தபட்சம் பன்னிரெண்டு டிகிரிக்குள்ளாரியோ இந்த சந்திரன் கேது சேர்க்கை இருக்கும் அப்படி இருந்தால்தான் அந்த பலன்கிறது அந்த பாவத்திற்கு ஏற்படும் இது பொருட்பலன் தாங்க ஏன்னா சந்திரன் என்பதே ஒரு ராசியில் இருக்கும்போது அதாவது விருச்சக ராசியில் சந்திரன் கேதுவும் கடக ராசியில் சந்திரன் கேதுவும் மேச ராசியில் சந்திரன் கேதுவும் சந்திரன் கேதுவும் அதன் தத்துவங்கள் மாறுபடும் சரிங்களா பொதுவான பலன்களை சொல்கிறேன் இது ஓரளவு தான் இது பொருந்தும் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்குமே சொல்லும்போது தான் இது சரியாக வரும் சொல்ல முடியும் ஒரு அந்த பதிவு நான் அப்போ போடும்பொழுது உங்களுக்கே புரியும் சரிங்களா சந்திரன் என்பவர் உங்கள் மனநிலை உங்கள் மனம் உங்கள் எண்ணங்கள் உங்கள் அன்பு உங்கள் பாசம் உங்கள் கருணை இதெல்லாமே சந்திரன் என்பவரை குறிக்கும் இதற்கு கூட கேது என்ப அப்புறம் உங்கள் தாய் அப்புறம் உங்கள் கற்பனை திறன் அப்புறம் உங்கள் முடிவெடுக்கும் இது இது எல்லாமே கேது என்பவரை கூட சேரும் பொழுது கேது என்பவர் என்னன்னா பிரிக்கும் விலக வைக்கும் அதிலிருந்து தனித்திருக்க வைக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்படின்னா உங்கள் எண்ணத்துலேருந்து கேது இங்கே உள்ளார வளரும் வரும்பொழுது எல்லாருமே லௌகீக வாழ்க்கைக்குள்ளார போயிட்டீங்கன்னா குடும்பம் சார்ந்த எண்ணத்திலிருந்து நம்ம விலகிடலாமா அப்படின்னு ஒரு தனிமையை ஏற்படுத்தும் தாய் சார்ந்த உறவுகள் அப்படின்னா தாய் சார்ந்த மீது கண்டிப்பாக சரண் கேர் சேர்க்கை இருப்பவர்களெல்லாம் பாசம் அதிகமாக இருக்குது தாய் மேலே அன்பு அதிகமாக இருக்குது ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையால் பிரிந்து இருக்கும் நிலை அப்படிங்கிறது ஏற்படுத் ஏற்படுத்துவரை நம்ம பார்க்கலாம் சந்திரன் என்பவர் ஒரு சிந்தனை இந்த சிந்தனைங்கிறது ஒரு தெளிவு என்பவர் வந்து இன்றைக்கு ஏற்படுத்தாரு அப்படி எடுக்கலாமா இல்லை இப்படி செய்யலாமா பல நேரங்களில் இவர்களுக்குள்ளாலே தோன்றும் நம்ம எதை நோக்கி போகிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு விஷயத்தை ஆழ்ந்து சிந்திக்க ஆரா ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க அப்படி இருந்தால் எப்படி இப்படி இருந்தால் எப்படி இவங்க கேது என்பது ஆன்மீகம் சார்ந்த கிரகம் ஒரு கோயில் ஒரு வழிபாடு ஒரு ஞானம் அப்படின்னு சொல்லுவோம் இவங்களோட சண்ட ஒரு இவர்களோட மனதை இவர்களோட எண்ணங்களை ஆன்மீகம் சார்ந்து கோயில் சார்ந்து எப்பொழுது இவர்கள் செலுத்துகிறார்களோ அவர்கள் சிறப்பான பலனை அனுபவிக்கிறார்கள் இவர்கள் பல நேரத்தில் இவங்க வாழ்க்கை எதை நோக்கி போகிறது இந்த மோட்சத்தின் வழி வழிதான் என்ன எந்த கோ எந்த சித்தர்களை வழிபடலாம் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு இயல்பாகவே வருவதை நம்மால் பார்க்க முடியும் அதாவது இவங்களுக்கு பல நேரங்களில் சைக்காலஜி ரிலேட்டட் இஷ்யூஸுங்கிறது சில பேருக்கு இவங்களுக்கு வந்துடுறேங்க மனநிலை பாதிப்பு என்பதை விட தேவையில்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்படி அப்படி தானோ இது அப்படி தானோ ரொம்ப நெருங்கி பத்து டிகிரி இல்லாமல் ஐந்து டிகிரிக்குள்ளெல்லாம் இருக்கும் பொழுது மனம் சார்ந்த பிரச்சனைகள் கவலைகள் அதிகமாக வரப்போகுது எப்பட்ட சந்திரன் கேது ராகு சனி செவ்வாயோட பார்க்கப்பட்டு இணைவு பெறுறோம் பல நேரங்களில் தற்கொலை ரொம்ப ரேர் கேது தசாப்பட்டிலாம் அப்படிலாம் இருந்தாலும் இப்படிலாம் செய்வாங்க கடந்த காலத்தை கட்டத்தை பற்றி நினைக்கிறது தேவையில்லாமல் விமர்சனங்களையும் பிரச்சனைகளையும் இது தனக்கு தான் வருது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க பல நேரங்களில் இவங்களை வெகுலின்னு கூட சொல்லலாம் பேச தெரியாத இடத்துல இவங்க போய் பேசிடுவாங்க யாருனாலே பிரச்சனை ஒன்றும் எல்லாம் மெடிடேஷன் யோகா எக்ஸசைஸ் அப்படிலாம் அவங்க மைண்டை வந்து இந்த சண்டன் கேர் சர்க்கை இருப்பவர்கள் தெளிவாக வைத்திருக்கிறார்களோ இவங்க எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது வந்து மிக சரியாக இருக்கும் துல்லியமாக இருக்கும் அதே மாதிரி இந்த சண்டன் கேர் சேர்க்கைக்கு வந்து குருவின் பார்வையோ ஓ பெற்றுவிட்டால் இல்லைனா ஒரு பூரண சூரியனின் பார்வையோ ஏழாம் இடத்துலேருந்து பெற்றுவிட்டால் ரொம்ப தெளிவான முடிவு தெளிவான ஆலோசனை இவர்கள் மற்றவர்களுக்கு இவர்களால் வழங்க முடியும் அந்த ஆன்மீக சொற்பொழிவுலாம் ஆன்மீகவாதிகள் ஆன்மீகவாதிகள்லாம் அடுத்தவர்கள் பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடியவர்கள் அப்படின்னா இந்த சண்டன் கேரிசருக்கு இருக்க இருப்பவர்கள் எப்படி பண்ண முடியும் அவங்க ஆழ்ந்து உள்ளார கண்டிப்பாக போக முடியும் ஆனால் பிரச்சனை குரு ஓவன் பார்வையோ இல்லை சூரியனின் பார்வையோ இந்த சண்டன் கேரி சேர்க்கை இருப்பவர்கள் பெற்றுவிட்டால் பல பேருக்கு இவங்க கன்சல்டேஷன் கொடுக்கலாம் அதாவது சைக்காலஜி ரிலேட்டடாக பிரச்சனை பண்ணுறவங்களுக்கு மனநிலை பாதிப்பு உள்ளவர் உள்ளானவர்களுக்கு இவங்களால் ஒரு தீர்வு இவங்களால் கொடுக்க முடியும் சந்திரன் கேதுவை வழிபடுத்து வலிமைப்படுத்துவோம்னா எப்படிங்க நீர் சார்ந்த உணவு பால் சார்ந்த உணவு வகைகள் பல் பல இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும் சரிங்களா அது இல்லாமல் நான் பல நேரங்களும் சொல்லியிருக்கேன் சந்திரனை வழிபடுத்த வேண்டுமென்றால் ஒரு நீர் சூழ்நிலை இடத்துக்கோ ஒரு ஒரு புல்வெளி அமைந்த ஒரு தோட்டம் இரண்டு சார்ந்த பகுதிகளுக்கும் நீங்கள் செல்ல வேண்டும் என மனதை அமை அப்பொழுதுதான் அமைதிப்படுத்த முடியும் இல்லைன்னா பௌர்ணமி அன்று சில மந்திரங்களை நீங்கள் உச்சாடனம் செய்ய வேண்டும் தொடர்ந்து உச்சாடனம் செஞ்சுக்கிட்டு வரணும் அப்படின்னா அந்த மனதை மனதின் சக்தியை நம்ம வலிமைப்படுத்த முடியும் நன்றிங்க இதை வந்து இந்த சேர்க்கை உங்களுக்கு இந்த பலன் பொருண்டுதா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தப்புனா தப்புன்னு சொல்லுங்கள் நன்றி ஓம் சிவ ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பரபிரம்ம தஸ்மஸ்ரீ ஓம் குருவே நம